ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லாலிபப் மசாலா பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு பத்து லாலிபப் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா போடணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன் தேவையான உப்பு கொஞ்சம் கரம் மசாலா தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது இதெல்லாம் வந்து கலந்தாச்சு நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே வந்து நான் இந்த வந்து லாலிபப்பை ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மசாலா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா லாலிபாப்பும் இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாத்துலேயும் வந்து ஒட்டுற மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கேப்சிகம் ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போடுறேன் கேப்சிகம் வந்து ரொம்ப நான் வேக வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது ரா இருந்தால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் லாலிபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ